குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற உண்டு தூங்குவதற்கு முன் இது ஒரு தியான முறைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்வதற்கோ ஒரு மனம் புத்துணர்ச்சியாகவோ ஒரு நிம்மதியான தூக்கத்தை செல்வதற்கோ இல்லை கனவுகளில் வந்து அதிகமாக அதிலே ஈடுபடாமல் இருப்பதற்கு இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் சரிங்களா இது வந்துட்டு ஒரு நாள் இரண்டு நாள் செய்வதில் தினமும் ஒரு நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் உங்கள் மனதை இறக்கிய பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்று மாதம் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இயல்பாக மைண்ட் உங்களுக்கு அதுக்கு போயிடும் சரிங்களா ஒரு அமைதியாக நீங்கள் படுங்க அப்படியே படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே படுங்க இரண்டு கைகளையும் இரண்டு உள்ளங்கைகளையும் மேல் நோக்கி பட்ட மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க கையில் கையை இரண்டுமே திரண்ட மேல் நோக்கில் இருக்கும் பாதம் இருக்கு இல்லையா உங்கள் பாதத்திலிருந்து இந்த இரண்டு பாதத்தினுடைய ஒன்று ஏதாவது ஒரு ஜீவகாண்ட ஆற்றலோ இல்லை ஒரு ஒளியோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது அப்படிங்கிறத ஒரு நினைவை வச்சுக்கிட்டு உங்கள் பாதத்தின் மேலே வந்து உங்கள் கவனத்தை அப்படியே வைங்க உங்கள் பாதத்தில் வந்து அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறதாகவும் அதிலிருந்து ஒரு பெருவிரல் பகுதியில் கால் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றல் நிரம்பி கொண்டு வருகிறது நிரம்பி இருக்குது உங்கள் கவனம் முழுக்க உங்கள் அந்த கால் பகுதி பெருவிரல் அப்படியே போண்டு காலின் தசை பகுதி மெல்ல அது அந்த அந்த இறுக்கம் அந்த வைப்ரேஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்துக்கிட்டே வர்றத உங்களை நீங்கள் உணரணும் சரிங்களா அப்படியே முட்டி தொடைப்பகை தொடை முழுவதும் இரண்டு தொடைகள் முழுவதும் அந்த ஆற்றல் பரவுவரை நீங்கள் உணர வேண்டும் பின்பு பிட்டம் மேலே அப்படியே வயிற்று பகுதியில் அடிவயிறு அந்த ஆற்றல் உங்கள் எண்ணம் முழுவதும் அந்த வயிற்றின் மேலேயே இருக்கணும் அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அப்புறம் நெஞ்சு இப்போ நெஞ்சு வயிறு இந்த முழுவதும் இந்த வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி முழுவதுமே அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறதாக நீங்கள் உணரணும் முதுகு பகுதி அதன் மேலே இந்த ஆற்றல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து பகுதிக்கு செல்வது அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து முகம் முகத்தினுடைய கன்னம் வாய் மூக்கு பகுதி இந்த ஒவ்வொரு பகுதியாகவும் உங்கள் எண்ணங்கள் அந்த உறுப்புகள் மேலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆற்றல் நிரம்பி வரையிற நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க நீங்கள் அந்த உறுப்பை நீங்கள் வந்து கவனம் செலுத்துறீங்க அதிகமாக ஒவ்வொரு பகுதியிலையும் இது என்னென்னா இது அப்படியே வந்து புத்துணர்ச்சி இவ்வளோ நாள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலையை செஞ்சதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விடுற மாதிரி சொல்லப்போனால் இது அப்படியே கண்களுக்கு அப்படியே தலை இந்த ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரீங்க அப்படியே உச்சந்தலைக்கு வந்து அப்படியே நிப்பாட்டுறீங்க அங்கே கான்சன்ட்ரேஷன் வருது அங்கேருந்து வைப்ரேஷன் இப்போ மேலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ளங்கால் வரைக்கும் திருப்பியும் ஒரு வைப்ரேஷன் அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக போயிட்டு வந்துருங்க அப்படி ஆழமாக மூச்சுக்கத்தை உள்ளார இழுத்துட்டு வெளியில் விட்டுட்டு அமைதியாக அப்படியே படுங்க அமைதியாக அப்படியே தூங்குங்க எந்த ஒரு நினைப்பில்லை அப்படியே ஆழ்நிலை தூக்கம் இதை தொடர்ந்து நீங்கள் அப்படியே மேலே ஒரு ரெண்டு ரவுண்டு ஒரு மூணு ரவுண்டு இதை இப்படி ஸ்கேன் பண்ணும் பொழுதே ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் சரியான கொஞ்சம் இடர்பாடுகளாக இருக்கும் சரியாக நம்ம ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு இருக்கலாம் இது ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் அப்படின்னு இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா இது ஒரு தூக்கமே உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு மாறுபட்டு இருப்பற நீங்கள் ஒரு மூன்று மாதம் கழித்து தான் நீங்கள் உங்களால் உணர முடியும் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி